ஜெய் சாய்ராம் இன்னைக்கு நம்ம மல்டி வெஜிடபிள் மஞ்சூரியன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து அரப்பு காலிஃப்ளவர் அரப்பு ப்ராக்லி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை வந்து நான் நல்லா ஊற வச்சுருக்கேன் இனிமேல் இதை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மஞ்சள் குடமிளகா ஒன்றும் ஒரு ஏழு எட்டு பேபி கார்ன் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் வதக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு எட்டு பத்து பூண்டு வந்து பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் அது ரெண்டு மூணு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து ஒன் தேர்டு வந்து மைதா மாவு கால் கப் அரிசி மாவு காஷ்மீர் சில்லி வந்து இது வந்து ரொம்ப காரம் இருக்காது நான் வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ மைதா மாவு போடுறேன் இப்போ அரிசி மாவு போடுறோம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதே அளவு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்க போகிறேன் இப்போ காஷ்மீர் சில்லி இது போட்டால் வந்து கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் அதுக்காக அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றுறேன் இப்போ டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போடுறேன் ரெண்டு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு இதை வந்து நான் உப்பு போடுறேன் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து எல்லாத்தையும் ஈவனாக கலந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து காலிஃப்ளவர் ப்ராக்கலி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பேபி கார்னும் கொடமிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லா மேலேயும் நல்லா படுற மாதிரி நம்ம வந்து பரட்டி விடணும் இப்போ இது எல்லாத்துலேயும் மாவு வந்து நல்லா கோட்டாயிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா போடலாம் இது மீடியமாக அடுப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து பொறிங்க ரொம்ப தீ இருந்தாலும் கறிக்கிடும் இப்போ நல்லா முறுமுறுன்னு வெந்துருச்சு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து பச்சை மிளகாய் போடுறேன் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் வதங்கட்டும் இப்போ வந்து பூண்டு சேர்க்குறேன் இது பூண்டும் வந்து நமக்கு நல்லா வதங்கணும் இது கொஞ்சம் பூண்டு வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வதங்கிடுச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் கலக்கிட்டு நம்ம பொறிச்சு வச்சதை சேர்த்து கலக்க வேண்டியதுதான் நீங்கள் வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் போடுங்க அப்படி இல்லைன்னா கொத்தமல்லியும் நம்ம போடலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து கொத்தமல்லி வந்து போடுறேன் நல்லா கலந்து விட்டேன் multi vegetable gobi manchurian ready ஆயிடுச்சு மிக்ஸ்டு வெஜிடபிள் கோபி மஞ்சூரி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் மாவில் போட்டு பெசரிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிடுங்க நீங்கள் எண்ணெயில் வந்து நிறைய போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா சலசல நல்லா வந்து வேகாது ஒட்டிகிட்டே இருக்கும் கிறிஸ்பாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா உதிர உதிர நல்லா வேந்து உங்களுக்கு கிறிஸ்பாக வந்து கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ